என்னோடு சேர்ந்து லுக்கா சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நாற்பதாம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் அவளுக்கு மரியாதை எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள் மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார் நீங்க நிறைய தடவை கேட்டிருக்கிறீங்க இந்த வசனத்தை நீங்க வாசித்து இருக்கிறீங்க ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நிறைய பேர் கவனிக்காம இருக்கிற ஒரு போர்ஸ்ல காட்டி தர போறாரு நல்லா கேட்டுக்கங்க இந்த சம்பவம் நடந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்த இடத்துல இயேசு அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தது மரியாதை இல்ல மார்த்தா முப்பத்தி எட்டாம் வசனம் படிச்சீங்கன்னா எழுதிட்டு பாருங்க பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார் அங்கே மார்த்தால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார் இப்ப யாருனால ஏசு அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு எல்லாரும் கவனிச்சுக்கிறீங்களா பாருங்க தூங்குனீங்கன்னா அப்புறம் வீணா போயிடுவீங்க நல்லா கேட்டுக்கோங்க கத்தர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறாரா அவர் பேசுற நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் பேசும்போது வார்த்தையை வாங்கிக்கிறதுக்கு கவனிக்கிறதுக்கு தவறிட்டு அப்புறம் கடைசியில நீங்க எந்த முக்கு முக்குனாலும் அதுக்கெல்லாம் ஆண்டு செய்ய மாட்டாரு இறங்க மாட்டாரு ஆண்டவர் இப்ப அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு யாருங்க காரணம் மார்த்தால் தான் காரணம் மார்த்தாளுடைய பிரஷர்ல அல்லது மார்த்தாளுடைய வேண்டுதல்ல அல்லது மார்த்தாளுடைய வற்புறுத்தல்ல அல்லது மார்த்தாளுடைய பிரயாசத்துல தான் இப்ப ஏசு அந்த வீட்டுக்குள்ள இயேசு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டு போட்டு இவன் சமையல் அடிக்கு போயிட்டான் <laughs> இந்த அம்மா எது வரைக்கும் பிரயாசப்பட்டிருக்கிறான் இயேசு வீட்டுக்குள்ள வர வரைக்கும் பிரயாசப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டார் இனி அடுத்து நம்ம வேலையை பார்த்து அவருக்கு வேற மாதிரி ஒரு ட்ரீட் எல்லாம் கொடுத்து அனுப்பலாம்னு நினைச்சு அது பக்கம் நல்ல விஷயமாய் நல்ல எண்ணமாய் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்ம கிட்ட அதை எதிர்பார்க்கவே இல்லை அமே தன் வீட்டுக்கு வரவில்லை தவிர அடுப்பங்கரையில் இருக்கிறான் அந்த வீட்டுக்கு யாருது அப்படின்னு எட்டி எட்டி பார்த்தா பாத்தீங்களா மரியாள் அவன் ஓ இயேசுவா அப்படின்னு இயேசுவை பார்த்து வந்திருக்கிற இயேசுவானுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் அவர் பேசுகிற வார்த்தையிலும் போடலீங்க வசனங்களை நான் நான் எழுதியிருக்கிறேன் எல்லாம் கவனிங்க அங்க என்ன போட்டிருக்கு அவருடைய எனக்கு அந்த வாக்கியம் மட்டும் அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார் எல்லாரும் நல்லா காதல வாங்கிக்கீங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிற இயேசுவானவருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறார் இயேசு சொல்ற வார்த்தைகள் வாழ்க்கைக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை வாழ்க்கைக்கு அவர் கொடுக்கிற புத்திமதி வாழ்க்கைக்கு அவர் கொடுக்கிற எச்சரிப்பு வாழ்க்கைக்கு அவர் கொடுக்கிற போதனை உபதேசம் இதை வந்து ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கிறா மார்த்தாலோ உபசரிக்கலாம் நினைச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்யறன்னா பைபிள்ல இயேசு உபசரிக்கிறதுக்காக போடலீங்க அப்படியும் போடல நீங்க கவனிச்சு பாருங்க பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து வேதம் சொல்லாததை நம்ம சொல்லக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டருக்கு சோறு செஞ்சுட்டு அப்படியெல்லாம் அங்க போடுது அப்படியே போட்டிருக்கு பற்பல செய்யறதுல அப்படின்னு என்ன அர்த்தம் கூட்டி இருக்கிறா பெருக்கி இருக்கிறா தொடச்சிருக்கிறா கிளீன் பண்ணிட்டு இருக்கிறா துவச்சிட்டு இருக்கிறா இப்படி ஏதோ பற்பல வேலை வீட்டு வேலைகள் அப்படித்தான் இருக்கும் நீங்க கவனிங்க அது முக்கியம் அது எல்லாமே முக்கியம் ஆனா ஆண்டவர் இருக்கிற பொழுது ஆண்டவர் வந்திருக்கிற பொழுது அல்லது உங்க ஜெபிக்கிற நேரத்துல உங்க குடும்ப ஜெப நேரத்துல உங்க வாழ்க்கையினுடைய தனி ஜெப நேரத்துல அதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நீங்க செய்றீங்க பாத்தீங்களா அதைத்தான் தப்புங்கிறார் ஆண்டவர் இப்ப ஆண்டவர் வந்திருக்கிற நேரம் அவன் வந்து என்ன செய்யணும் வார்த்தைகளை கேட்கணும் பார்த்து ஆண்டு கேட்க நீங்க எல்லாம் என்னை விட்டு போயிருவீங்களா நீங்க எல்லாம் என்னை விட்டு போயிருவீங்களா அந்த மாதிரி போற மாதிரி மனசு இருக்குதா அப்படின்னு போது டக்குனு பேதல் சொன்னாருங்க யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவனுள்ள வசனம் எல்லாம் ஐயா எங்களுக்கு வாழ்வு தருகிற எங்களை வாழ இருக்கிற வார்த்தை எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது அதை விட்டுட்டு நாங்க எங்க போவோம்னு சொல்லி கேட்டார் பேதர் கேட்கிறாருங்க மலையை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க ஆயத்துறையில பதவியை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க எத்தனையோ காரியங்களை ஆண்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே விட்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் இவங்களுக்கு ஏதாவது சன்மானம் தருவார் வெகுமானம் தருவாரு இவங்களுக்கு ஏதாவது வேற மாதிரி எல்லாம் இவங்க அந்தஸ்துக்குள்ளாக்கி வைப்பாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குதோ என்னமோ நினைச்சிட்டாரு அதனால கேட்கிறாரு நீங்க எல்லாம் என்னை விட்டு போய்விட பேர் அப்பதாங்க சொல்ற யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் எல்லாம் ஐயா எங்களை வாழ வைக்கிற இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எங்களுக்கு எங்களுக்கு அழிக்கிற வார்த்தைகள் உங்ககிட்ட தான் இருக்கு அதனால உங்களை விட்டு நாங்க எங்க போக முடியும் இப்போ அந்த மார்த்தால் மரியா வீட்டுல பாருங்க கூப்பிட்டது மார்த்தால் பலன் வாங்கினது மரியாதை <laughs> கூப்பிட்டவ கூப்பிட்டு வீட்டுக்குள்ள ஏசு விட்டு போட்டு அவன் பற்பல விஷயங்கள் என்ன செஞ்சுட்டான் அம்மணி பிஸி ஆயிட்டான் அண்டா குண்டா சட்டி மாலை பூந்துட்டான் இவளோ ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனங்களை கேட்டு இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு சண்டை போடுறான் பாருங்க நான் ஒண்டியா கஷ்டப்படுறேன் ஆண்டவரே சரி அவதான் ஒரு சின்ன பிள்ளை இப்படி உட்காந்துருக்கான் அப்படின்னா நீர் இப்படியா இருக்கிறது சொல்லக்கூடாதா போய் உங்க அக்காவுக்கு உதவி செய் சகோதரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஆண்டு பேசுற பாருங்க அப்போ ஆண்டு சொல்ற இடம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இல்ல நீங்க அசரமா படிக்காம கேஷுவலா சொல்லுங்க ஆண்டு என்ன சொல்றாரு அவர்கிட்ட மாத்தாலே மாத்தாலே நீ நிறைய விஷயத்தை குறிச்சு கவலைப்படுறோமா ஏன் அப்படின்னு சொல்லாரு தேவை ஒண்ணுதான்ப்பா வாழ்க்கைக்கு நமக்கு தேவை நீ ஏன் இத்தனை விஷயத்தை குறிச்சு கவலை காய்கிட்டு இருக்கிற கவலைப்படுற தேவை ஒண்ணுதான் அதை சொல்லிட்டு ஆண்டு சொல்ற ரொம்ப சூப்பரா இருக்குங்க மரியாள் என்னை விட்டு எடுபடாது அதாவது என்னை விட்டு பிரிக்க முடியாத ஒரு உறவை என்ன செஞ்சானா அவ ஏற்படுத்திக்கிட்டா அதை தெரிஞ்சுக்கிட்டான் இன்னைக்கு நம்ம எல்லாமே செய்யறோங்க எல்லாமே செய்யறோம் எல்லாமே செய்யறோம் எல்லாத்தோடு ஒன்னா சமைக்க வந்துட்டு போயிடுறோம் நம்ம வாழ்க்கையில தெரிந்து கொள்ளல எது எனக்கு தேவை எது எனக்கு ரொம்ப தேவைங்கிறது நம்ம என்ன செய்யவே இல்லை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஒரு வார்த்தையில் எனக்கு பதில் சொல்லுங்க எது உங்களுக்கு தேவை நிறைய பேர் யோசிக்கிறீங்க என்ன சொல்றது இப்ப வேண்டாம் முடிஞ்சு போச்சு டைம் முடிஞ்சிருச்சு டைம் அவுட் ஓ இயேசு தான் சொல்றது இயேசு அது டைம் முடிஞ்சிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உனக்கு எதையா தேவை டக்குன்னு சொல்லு இயேசு உனக்கு எது தேவை எனக்கு அவருடைய வார்த்தை உனக்கு எது தேவை நம்ம அந்த யோசிக்கிறவன் எனக்கு சொல்லலாம் நாலு ஆப்ஷன் எல்லாம் கிடையாது மூணு எல்லாம் கிடையாது சாய்ஸ் எல்லாம் கிடையாது இருக்கிறதே ஒண்ணுதான் அது என்ன நீங்க பிசினஸ் பண்ணுங்க வியாபாரம் பண்ணுங்க தொழில் செய்யுங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போங்க என்ன கருமத்தை வேணாலும் பண்ணுங்க அதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை நீங்க உன்னை புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் எதுவுமே இதெல்லாம் எதுவுமே நமக்கு அவரை வாங்கி தராது எதாவது புரியுது உங்க இருதயத்தில் உண்டாகிற விசுவாசத்துக்கு பாத்தீங்களா அது மட்டும் தாங்க அவர் உங்களுக்கு கொண்டு வரும் ஹலோயா சொல்லுங்க என் விசுவாசம் என் இயேசுவை எனக்கு சொந்தக்காரர் அதுதான் காசு பணம் உங்க தொழில் உங்க அந்தஸ்து உங்க படிப்பு உங்களுக்கு இருக்கிற வேற எதுவுமே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவாது அவர் மேல உங்க இறுதித்துல வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை விசுவாசம் அன்பு அதுதாங்க ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள செய்யப்படுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இப்போ ஆண்டவர் வந்து அங்க ரொம்ப அழகா சொன்னாரு மரியாள் என்னை விட்டு எடுக்க முடியாது என்னை விட்டு பிரிக்க முடியாத என்னை விட்டு அகற்ற முடியாத ஒரு நல்ல பங்கு என்ன செஞ்சாருன்னா தாவிது சொல்றாருங்க கத்தரை பார்த்து சொல்றாரு நீங்க தான் எனக்கு ஜீவனுள்ளோர் தேசத்துல எனக்கு லேவி கோத்திரத்துக்கு ஆண்டு சொல்றாரு நான் தான் நான் தான் உனக்கு நான் தான் உனக்கு பங்கு நான் தான் உனக்கு சொத்துங்கிறார் லேவிக்கு மட்டும் எல்லாத்துக்கும் கொடுக்கிறாருங்க மற்ற எல்லா கோத்திரத்திற்கும் நிலம் போலாம் அது இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கத்தரை ஆராதிக்கிற ஆசாரிய கூட்டத்துக்கு மட்டும் சொல்றாரு உங்களுக்கு சொத்து பந்தல் நான் தான் உங்களுக்கு வெளிப்படுத்தல் ஒன்று ஆறின்படி நம்ம எல்லாரும் ஆசாரிய கூட்டம் நம்ம எல்லாரும் என்ன கூட்டம் எத்தனை பேர் உணர்றீங்க நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா ராஜாக்களும் நாங்களே பாடுறது தானே வெளிப்படுத்தல் ஒன்று ஆறின்படி நம்ம எல்லாரும் யாரு அப்படின்னா நமக்கு சொத்து யாரு நமக்கு பங்கு யாரு அதுமே இங்க நல்லா தான் சொல்றீங்க வெளியில் போனா வர்றது ஐயா சொல்றதுக்கு அது வாழ்க்கையில நம்ம விடை சொல்லிட்டு அது எல்லா நேரம் கொஞ்சம் என்ன செய்யறது இல்லை சூட்டாக இல்லையா என்ன சொல்ல மாட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்க ஐயா சொல்ற மாதிரி தான் வாழ முடியாது அது நம்மால் ஒருத்தர் சொல்லுவான் இடையில இன்னொருத்தர் சொல்லுவான் ஐயாவே வாழ்றதில்ல எவ்வளவு அப்படி ஒரு கேஸ் சீக்கிரம் எப்படி சீக்கிரம் இப்படி சொல்லி எல்லாம் இருந்து கடைசியில வீணா போயிடாதீங்க நான் ஒண்ணு உங்களுக்கு அழுத்தமா சொல்றேன் ஆண்டவருடைய வசனங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க இதன்படிதான் வாழ போறேன் மரியா அதுக்கு தாங்க டெடிகேட் பண்ணா